Game of what now? Eh! Eh! Dreams didn't make us kings. Dragons did. House of dragon episode one இந்த சீரிஸோட டைம் லைன் வந்து ஆக்சுவலாக ஜியோடிக்கு முன்னாடி நடக்குது எக்ஸாக்டாக ஒன் ஹண்ட்ரட் செவன்டி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு ஒரு கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து ட்ரெடிஷ்னலி இப்போ நம்ம எதெல்லாம் பெஸ்ட் சீரிஸை கன்சிடர் பண்ணுறோமோ அதோட பைலட் அதாவது ஃபஸ்ட் எபிசோட் வந்து எதுவுமே பெஸ்ட்டாக இருக்காது compare to rest of them example வந்து ஜியோடியோட ஃபஸ்ட் எபிசோடு எடுத்துக்கோம் ஜியோடி வந்து ஆக்சுவலாக எபிசோட் டூ அண்ட் த்ரீ தான் அதிக வியூர்ஸ் அட்ராக்ட் பண்ணிச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பாட்டக்கு ஸ்ட்ரெஞ்சி திங்ஸ் ஸ்ட்ரெஞ்சி திங்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஃபேடமில் வந்து பகுதி பேர் வந்து எபிசோட் டூ அண்ட் த்ரீல வந்து வியூவர்ஸை ஹூப் பண்ணது தான் which is common but house of dragon வந்து எபிசோட் ஒன்ல உண்மையிலேயே பெஸ்ட்டாக இருந்துச்சு எபிசோட் ஒன்ல வந்து நமக்கு நிறைய ஸ்டோரி லைன்ஸ் கேரக்டர்ஸ் ப்ளாட் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருந்தாலும் இந்த எபிசோட் நல்லா இருந்துச்சு பர்ஃபெக்டாக கொண்டு போயிருந்தாங்க விச் இஸ் கிரேட் இதுக்கு காரணம் வந்து ஹெச்பி நல்ல ரைட்டர்ஸையும் டேரக்டர்ஸையும் கொண்டு வந்தது தான் O G game of thrones fans எல்லாருமே இந்த எபிசோடில் ஏதாவது தப்பு இருக்குன்னு சொல்லி கழுகு பாறையோட கிரிட்டிக் பண்ண ரெடியாக இருந்தாங்க ஜியோடி சீசன் செவன் எயிட்டுக்கு அப்புறமா மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே ஹவுஸ் ஆஃப் ட்ராகன் எபிசோட் ஒன்றுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்னு பார்த்தவங்க இன்னும் சில பேர் வந்து ஜெனியூனாகவே இந்த சீசனுக்காக வெயிட் பண்ணியிருந்து பார்த்தவங்க நான் வந்து பர்சனலி சீசன் எயிட்டுக்கு அப்புறமா ஜியோ டிவி மேலே இருந்த நம்பிக்கையை பிடிச்சி எனக்கு மட்டும் இல்லை நிறைய ஓஜி ஃபேன்ஸ் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸை பார்க்கக்கூடாத வயசுலேருந்து பார்த்தவங்க ஜியோ டிவியோட சீசன் ஒன்று வந்து டூ தௌசண்ட் டுவெல் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டூ தௌசண்ட் இருந்து two thousand twenty twenty one வரைக்கும் இருந்த ஃபேன்ஸோட ஹைப்பை வந்து சீசன் செவன் எயிட்டில் கொண்டுட்டாங்க வெல் ஹவுஸ் ஆஃப் ட்ராகன் அப்படி இருக்காதுன்னு நம்புவோம் டோட்டலாக ஹவுஸ் ஆஃப் ட்ராகன் வந்து பத்து எபிசோடு இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சீசன் டூ வந்து ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ ஸோ அவ்வளோதான் ஒரு ஜென்யூனான ஜியோ டிவி வியூவர்ஸோட ஆதங்கம் ஸோ இப்போ நம்ம ஹவுஸ் ஆஃப் ட்ராகன் எபிசோடு ஒன்றுக்குள்ளே போவோம் ஸ்டார்டிங்கில் கிங் ஜெரிஸ் வந்து தன்னோட ரெண்டு பங்குகளையும் போரில் இருக்காரு ஜெரிஸ் வந்து ஒரு நல்ல கிங்கை தான் போர்ட்டே பண்ணியிருக்காங்க நிறைய ஃபில்டர்ஸ்க்கு அப்புறமா ரேனிஸும் விசேரிஸும் ஃபைனலாக இருக்காங்க நெக்ஸ்ட் யாருக்கு வேண்டி ரேனிஸ் வந்து ஜெயர்ஸோட ஃபர்ஸ்ட் பொண்ணோட போ விசேரிஸ் வந்து ஜெயர்ஸோட செகண்ட் பொண்ணோட பையன் ஸோ ரேனிஸும் விசேரிஸும் கசின்ஸ் ஸோ ரேனிஸ்க்கு வந்து யார் மேலே விசேரிஸோட உரிமை இருந்தாலும் எல்லாருமே விசேரிஸ் தான் நெக்ஸ்ட் யாரை மாற்றிட்டாங்க பிகாஸ் ரேனிஸ் வந்து ஒரு பொண்ணுங்கிறதுனால இதை கேட்கறதுக்கு வந்து நியாயமாக இல்லாத மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு விதமான ஃபேரான ரீசன் இருக்குது ரேனிஸை வந்து அடுத்த யாரை மாற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக செவன் கிங்டம்ஸ்லையும் நெக்ஸ்ட் யார் கிங்னு சொல்லி ஒரு ரீபில் மில்லியன் ரூபாய் இருக்கும் ஸோ நம்ம விஜய் கூட தன்னை நெக்ஸ்ட் யாராக சூஸ் பண்ணதில் பெருசாக விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்குது வெளில அப்புறம் எதுக்கு அதை மறுக்கலாம் கேட்டிங்கன்னா for obvious political reason and யார் தான் செவன் கிங்டம்ஸ்க்கும் கிங்காக மாற மாட்டேன்னு சொல்லும் ஐ மீன் எல்லாருமே attractive to the and throne so அதான் இப்போ கரண்ட் டைமில் வந்து nineteen years before mad king and one hundred seventy two years before Dany so first சீன்லேயே நமக்கு ரெய்டா வந்து டிராகன் தன்னோட டிராகன் சைராக்ஸ் மேலே பறந்து போகிறார் தென் நமக்கு டிராகன் கிக் பிரிட்ஸ் பண்ணுறாங்க ரெனீரா பார்க்கும்போது ஆரியன் ஸ்டாக்கோட வைப்பு தான் வருது ஐ மீன் ஆரியன் ஸ்டாக்கை பார்க்கும்போது ரெனீரா வைப்பு வருது பிகாஸ் வந்து ரெனீரா பிறக்கிறதுக்கு ஒன் ஹண்ட்ரட் செவன்டி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற story which is make more sense so then டேமனோட கொஞ்சம் டார்க்கான கிரெடியான இன்ட்ரெஸ்ட் டேமன் வந்து விசேஷத்தோட பிரதர் டேமன் கேரக்டர் பார்க்கும்போது எல்லா கேரக்டரை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு டேமனை பார்க்கும்போது ஒரு நல்ல கேரக்டர் கொண்டு போக போகிற மாதிரி தான் இருக்குது ஐ மீன் நல்ல கேரக்டரில் பெஸ்ட் கேரக்டர் லைக் ஜேமி மாதிரி சொல்கிறேன் குட் கேரக்டரில் குட் கேரக்டர்னு சொல்லணும்னா அது கண்டிப்பாக விசேஷாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம பார்த்த மற்ற டார்கெரியன்ஸை விட விசேஷ் வந்து ஒரு நல்ல டார்கெரியன் அண்ட் ஒரு நல்ல ஹியூமன் பீங் இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம இந்த எபிசோடில் பார்த்த டூர்னமெண்ட் இந்த டூர்னமெண்ட்டில் வந்து கிரௌண்ட் அகேன்ஸ்டான கிரைம் அதையே விசேஷ் வந்து கூலாக எடுத்துக்கிட்டாரு so he's a nice guy You could have Baratheon's tongue that. Tongues will not change the succession. Let them wag. He was a good man. Until he wasn't. டேமண்ட் ரெனிராவோட ரிலேஷன்ஷிப்பை வந்து புக்கில் இருக்கிறதுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்திருக்காங்க லைக் டேமண்ட் வந்து வெளியில் போயிட்டு வரும்போது ரெனிராக்கு ப்ரெசென்ட் வாங்கிட்டு வருது எல்லாமே அதுவும் ரெனிரா வந்து த்ரோன் ரூமில் வச்சு அந்த நெக்லஸை போட்டு விடும்போது ரெண்டு பேருமே கிஸ் பண்ண போகிறாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன் உங்கள் ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ் இருக்கிற மாதிரி ஃபியூச்சர் எபிசோட கண்டிப்பாக கொண்டு போகிறாங்கன்னு எதிர்பார்க்கலாம் என் குயின் எம்மாவோட இன்ட்ரோ விசேரிஸ் வந்து ஒரு ஆண் குழந்தைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு எம்மா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஐ மீன் இப்போ எம்மாவுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஆண் குழந்தை தான் விசரிஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக கன்ஃபார்ம் இருக்காரு ஸோ இதை வந்து எம்மா கூட பேசும்போது சொல்லுவார் அவர் ஒரு கனவு கண்டாரு அதில் வந்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தை தான் பிறந்தது The dream. It was clearer than a memory. Our son was born wearing Egon's iron crown. Spoiler alert, prophecy padi adhu the Mad King kooda irukkalaam. Ivula seekrama Mad King aka Egon Targaryen ne improve panna maatanga. Episode 1 la the tradition padi kandipa oru periya death Episode 1 la irukra andha periya death vandu emmaavum poranda kondai illa. Well that's That's suspicious. That's weird. Next வந்து ஆலிஸ் அண்ட் ஹைட்டவர் ஒரு ரெனீரா அவங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஒரு கப்பல் வைப்பு தான் வருது ரெனீராவை ப்ளே பண்ணுற ஆக்டரே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ரொமான்டிக் டென்ஷன் இருக்குது ஆக்சுவலி புக்கில் வந்து ரெனீராவுக்கு எட்டு வயசு ஆலிஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் எயிட்டின்ங்கிற மாதிரியும் அண்ட் விசேஷ் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் வயசுங்கிற மாதிரி தான் இருக்கும் சீரிஸில் வந்து இதை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க ரெனீராவுக்கு ஆலிஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டின்ங்கிற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அண்ட் விசேஷ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மிட் ஃபோர்ட்டிஸ் மிட் ஃபிஃப்டிஸில் இருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எம்மா வந்து பேபி ப்ராசஸில் இறந்துடுறாங்க விசேஷோட விஷயம் படி பிறந்தது ஆண் குழந்தை வெல் இட் டசன்ட் மேட்டர் அந்த குழந்தை பிறந்து அஞ்சு நிமிஷத்தில் இருந்துச்சு ஸோ அந்த பேபி ஏகம் அந்த மேட் கிங் தீரி இன்னும் ஒன்று ரெண்டு எபிசோடுக்கு தள்ளி வச்சிடலாம் அந்த பேபி ப்ராசஸ் நடக்கும்போது எம்மா வந்து ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க பட் இட் டசன்ட் மேட்டர் எனிமோருங்கிற மாதிரி சிசேரியன் பண்ணி பேபியை வெளியே எடுத்துறாங்க விசிரிஸோட பர்மிஷனோட தான் நடக்குது ஏன்னா வேறு வழி இல்லை ரெண்டு பேரில் குழந்தைய மட்டும்தான் சேவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுவும் உடனே பண்ணணுங்கிற நிலமையில வந்து சிசேரியன் பண்ணது கிரேட் ஐடியாவில் பட் ரீசனபிள் இல்லைனா ரெண்டு பேருமே இழந்துருவோங்கிற நிலைமையில வந்து வேறு என்ன தான் பண்ண முடியும் வந்து குட் காய் தான் ரெஸ்ட் ஆஃப் இட் வந்து which is great acting and லேபரிங்ஸ் எல்லாமே கிரேட் ஆக்டிங் எம்மாவும் பேபி இறந்ததுனால சேரிஸ் வந்து டிப்ரெஷன் கொடுக்க போகிறாரு நெக்ஸ்ட் யாரும் ஆன்வாரிஸ் இல்லைனா செவன் கிங்டமுமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது எம்மாவோட டெத்துக்கு அப்புறமா ரெனீராவும் அப்செட்டாக இருக்கா ஸோ அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே பேச மாட்டாங்க எம்மாவோட டெத்துக்கு அப்புறமா தென் வந்து டேமன் வந்து ப்ளஷர் ஹவுஸில் வச்சு நான் தான் நெக்ஸ்ட் இயர் அதனால தான் அந்த குழந்தைய கடவுளை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லும்போது எக்ஸாக்ட் டைலாக் இதில் பட் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் இப்படி தான் வரும் ஸோ நான் தான் நெக்ஸ்ட் மேல் யாருன்னு சொல்லும்போது ஆட்டோட லிட்டில் பேர்ஸ் வந்து சொல்ல லிட்டில் பொலிட்டிகலிசம் ஸ்டார்ட் ஆகுது ஆட்டோ ஐட்டை அவர் பார்க்கும்போது லிட்டில் ஃபிங்கரோட ஞாபகம் தான் வருது ரெண்டு பேருமே சேம் கைண்ட் கேரக்டர் அண்ட் ரெண்டு பேருமே கிங்கோட ஹேண்ட் கைண்ட் பொசிஷனில் தான் இருக்காங்க so little finger reference then நமக்கு வெலரியன்ஸோட இன்ட்ரோ கோர்லிஸ் வெலரியன் வந்து கவுன் கிங்கோட கவுன்சிலில் ஒரு ஆள் அண்ட் ஆல்சோ ரெய்னிஸோட ஹஸ்பண்ட் ஸோ கோர்லிஸும் ரெய்னிஸும் வந்து விசேஷத்துக்கு ஒரு மேரேஜில் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க தன்னோட மகள் லீனா வெலேரியன் மேரேஜில் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க லீனா வெலேரியனுக்கு வந்து வெறும் பன்னெண்டு வயசு தான் நான் சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு குட்காய் தான் லீனா வந்து கோர்லிஸும் ரெய்னிஸும் சொல்லி கொடுத்த மாதிரி விசேஷ் கிட்ட பேச விசேஷ் வந்து இது ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த மேரேஜில் ப்ரப்போஸில் வந்து பெருசாக ஈடுபாடு இல்லாத மாதிரி தான் இருக்குது That I wouldn't have to bed you until I turned 14. Again Viserys வந்து லோன்லேயே டிப்ரெஷனாக இருக்கும்போது ஆட்டோ வந்து கம்ஃபர்ட் த கிங்னு சொல்லி ஆலிசன்ட் அனுப்பி வைக்கிறாரு வெல் கம்ஃபர்ட் பண்ணுறது எப்படி போய் முடியும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் Offer him comfort. In his chambers. Otto வந்து ஒரு நல்ல பொலிட்டிக்கல் டூஸ் பேக் டேமன் பிளஷர் ஹவுஸில் சொன்னதை விசேர்ஸ் கிட்ட சொல்ல விசேர்ஸ் வந்து டென்ஷன் ஆகி கோல்டன் கிளாக்கு டேமனை திருப்பி அனுப்பி வைக்கிறாரு You are to return to Runestone and your lady wife at once. விசேர்ஸ்க்கும் டேமனுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை ப்ரீவியஸாகவே காட்டியிருப்பாங்க டேமனுக்கு வந்து எப்பவுமே கவுன்சிலில் வந்து சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே You have no allies at court but me! I have only ever defended you! So Otto வந்து ஸோ ஆட்டோவோட பிளான் படி விசேரிஸ் வந்து ஆலிசன்ட மேரேஜ் பண்ண சூஸ் பண்ணுறாரு I intend to marry the Lady Alicent Hightower before Springs. Of course Rhaenyra வந்து இதனால் அகைன் அப்செட் ஆகுறா But political ரீசனுக்காக விசேஷ் வந்து மேரேஜ் பண்ணி ஆகணும் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் மேலே ஏற்க வேண்டியாகுது நெக்ஸ்ட் மேலே ஏறலைன்னா இது கூட டார்கேரியன் ரீசன் ரீசனாக அமையலாம் பாலிசண்டை சூஸ் பண்ணனால கோலிஸ் வந்து கவுன்சில் விட்டு டென்ஷன் ஆகி போகிறாரு இந்த கோர்ஸோட சைடு எஃபெக்ட் ஒரு மேபி ஜஸ்ட் எஃபெக்ட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் இல்லைனா அதுக்கு வர அடுத்து அதுக்கு அடுத்து வர எபிசோடில் வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்ம hundred percent sure then finally வந்து விசேஷோட நீங்களும் பேசுகிறாங்க ஒரு நல்ல கான்வர்சேஷன் இந்த இடம் எது ஞாபகம் இருக்கா வெல் சேர்சி வந்து ட்ரோகானியும் டேனியோட மற்ற ட்ராகனையும் போல பிளான் போட்ட இடம் அண்ட் ஆல்சோ வந்து ஸ்கோர்பியனை வந்து டிராகன் ஸ்கல்லை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண இடமும் தான் so of course which is the dragon skull பின்னாடி நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ட்ராகன்ஸோட ஸ்கல் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன் இதோட பெரிய ரீசனில் கெமோத்ரோன்ஸில் வந்து எப்படி ஸ்கல் அப்படியே இருந்துச்சுன்னு ஸோ இந்த இடத்துல தான் விசேர்ஸ் வந்து ஆக்சுவலாக ப்ரோஃபஸியும் அந்த ட்ரீமை பற்றியும் கைண்டாக ரெனிரா கிட்ட சொல்கிறாரு so spoiler alert guys night king story line கூடவே அந்த ப்ரோஃபஸி டேகரையும் கொடுக்குறாரு பிளஸ் ரெனிரா வந்து நெக்ஸ்ட் இயராக மாற்றுறதுக்கு முடிவு எடுக்கிறாரு இதை கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாருமே எதிர்க்கிறாங்க இருந்தாலும் ரெனிரா வந்து நெக்ஸ்ட் இயராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு ஸோ தேட்ஸ் இட் ஸோ அந்த எபிசோடில் வந்து வெலரியன்ஸோட விக்கு வந்து மோசமாக இருந்துச்சுன்னு ட்விட்டரில் நிறைய விஷயம் போய்க்கிறது ஸோ எனக்கு அப்படி பெருசாக எதுவும் தோணலை மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து வெலரியன்ஸ்க்கு வந்து அந்த விக்கு வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆயிருந்துச்சு முக்கியமாக கோலிஸும் லீனாவுக்கு வந்து அந்த ஹேர் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆயிருந்துச்சு அண்ட் சீரிஸோட எண்டிங்கில் வந்து எபிக் ஜியோட்டியோட தீமை கொண்டு வந்திருந்தாங்க great so same music director தான் ஜியோட்டிக் பண்ணவர் ராணி ஜவாடி ஹவுஸ் ஆஃப் டிராகனுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காரு விச் இஸ் கிரேட் பட் இந்த இந்த ஒரு எபிசோடோட ஒரிஜினல் தீமை யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டு நெக்ஸ்ட் எபிசோட்லலாம் ஹவுஸ் ஆஃப் ட்ராகனுக்குன்னு ஓனா ஐகானிக்கான தீமையும் ஸ்கோரிங் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் so that's it for the show guys thanks for listening to this episode so next house of dragon எபிசோடில் பார்க்கலாம் அன்டில் ஹோலி கிரெடிட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்